வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செவன்டீன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுனில் கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டவுன் சைடு வர மாதிரி இருக்குது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம் அதாவது பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் எந்த இடத்துல டார்கெட் எதிர்பார்க்கலான்ட்டு நமக்கு கால்ஸ் வரும் ஸோ இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது இப்போ ஆல்ரெடி பையிங் ட்ரெண்ட் இருக்கனால நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் தான் வந்து வரும் வந்துச்சு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா செல் கால் வரும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு sell at thirty five thousand nine எயிட்டியில் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் செல்லிங் பாயிண்ட்டும் நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கு அதுக்கு கீழே ரெண்டு லைன் இருக்குது ரெட் கலர் லைன்ஸ் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் செகண்ட் டாரட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆயிருக்கு இதில் நமக்கு ஷோ பண்ணுற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand eight ninety தான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand eight hundred நமக்கான செல் கால் வந்திருக்குது thirty five thousand nine eighty so below thirty six thousand அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து செல் கால் வந்து வந்திருக்கு அதே மாதிரி கேண்டில்னுடைய கலர் ஸோ இதில் கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் ட்ரேடிங் பண்ணுற மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம டெய்லி ஜஸ்ட் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இப்போ என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ மார்க்கெட் ட்ரெண்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கேண்டிலுடைய கலரை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதன் மூலிமா யார் வேணாலும் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன மாதிரி என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் மாதிரி அதில் லைவ் மார்க்கெட்டில் வந்துடும் ஸோ டெய்லி ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி இதில் வர கால்ஸை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாம் ஃபைவ் மினிட் சார்ட்டில் வந்திருக்க கால்ஸ் வந்து பார்ப்போம் இதுக்கடுத்து நம்ம ஒன் மினிட் சார்ட்லேயும் என்ன கால்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆக போகிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் ப்ரீவியஸ் டேலேருந்தே செல்லிங் ட்ரெண்ட் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஃபைவ் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓப்பனிங்லேயே ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒன் மினிட் சார்ட்டில் பை கால் வரும் நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் மினிட்ல வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்லையும் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது ஆப்ஷனில் ஃபைவ் மினிட் சார்ட்லையும் என்ன மாதிரி ஷோ பண்ணுது எப்படி கால்ஸ் வந்து மூமெண்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து ஆப்ஷன் சார்ட்டும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஆகுது மார்க்கெட்டில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நமக்கு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டான thirty five thousand eight ninety ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைடில் போயிருக்கு ஆக்சுவலி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு மொதல் த்ரீ கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் தான் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட்டை வந்து ரீச் அவுட் பண்ணுச்சு பட் டார்கெட் பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்தாலும் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணது இப்போ தான் இது பார்த்தீங்கன்னா bank Nifty thirty six thousand six hundred put option so இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து பார்ப்போம் ஸோ அதனால தான் இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டியில் நமக்கு வந்து பை கால் வந்து வந்திருக்கு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு இப்போ செவன் செவன்ட்டி ரேஞ்சு தாண்டி நமக்கு ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து எப்பயுமே ஃபியூச்சர் அளவுக்கு வந்து மூவ் பண்ணுறது வந்து இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் இந்த மணி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் அப்ளை பண்ணி அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச ஆப்ஷன் பண்ணணும் அவுட் ஆஃப் த மணிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரை பார்த்துட்டு அதில் வர கால்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபைவ் மினிட் சார்ட்டில் நமக்கு வந்த கால்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஆக்சுவலி மார்க்கெட் இதுக்கப்புறம் இந்த செல்லிங் ட்ரெண்ட் தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சு மார்க்கெட் டவுன் சைட்லேயே தான் இருந்துச்சு ஸோ அந்த டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கால் கால் வந்துச்சு நமக்கு ஒன் மினிட் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியில் வந்த பை காலையும் பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகுது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் சார்ட் ஓகேங்களா ஸோ ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இதான் இன்றைக்கி நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட் கால்னு கூட சொல்லலாம் ஆனால் நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆயிடுச்சு ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட்டாக இருந்துச்சு ஓப்பனிங்கில் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு அந்த டவுன் ட்ரெண்ட் தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்லோ தான் பெரிய மூமெண்ட்டே வந்து தரல இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் வந்து பைக்கால் வந்திருக்கு அதனால தான் கேண்டில் கூட பாருங்கள் நமக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது இது பார்த்தீங்கன்னா buy at thirty five thousand eight nought ஃபைவ்ல பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் வந்த பை கால் இதில் நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து டார்கெட் லைன் இதுக்கு ப்ரீவியஸாக வந்தது வந்து செல் கால் தான் ஆனால் இந்த செல் கால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேட் ஆகல நேற்றே வந்து வந்தது அந்த வந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூஷனில் போய்கிட்டே வந்து இருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில் ஆனால் அதுவும் டவுன் சைட் அந்த டவுன் சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நேற்று ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லி க்ளோஸ் ஆனனால நமக்கு அந்த ட்ரெண்டில் இருந்தனால நமக்கு நியூவாக கால் வந்து ஜென்ரேட் ஆகல but once buying trend change ஆனது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் சேஞ்ச் ஆச்சு அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் மார்க்கெட் வந்து ஏற மாதிரி இருந்துச்சு பையிங் ட்ரெண்டாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் இன்டிமேட் பண்ணி ஓப்பன் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றது அடுத்தது என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலான்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் என்ன மாதிரி டார்கெட் இருக்கும் அதுவும் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் வந்திருக்கு நம்ம அதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா thirty five thousand eight ninety four தான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine eighty four so கீழே இருக்க ரெட் கலர் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே கேண்டில் கலர் மாறும் அடுத்து அது என்ன என்ட்ரி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே இன்டிமேட் பண்ணிடும் ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும் யார் வேணாலும் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சர் பார்த்து ஆப்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை டேரெக்டாக இந்த மணி ஆப்ஷனில் இந்த சார்ட் அப்ளை பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சார்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரிலேட்டடாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது பேங்க் நிஃப்டின்னு இல்லை ஈவன் கமாடிட்டிஸ்க்கும் crude oil silver natural gas மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்க்குறனாலும் செக் பண்ணலாம் channel name NSC commodity trader அதில் தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நமக்கு வந்து பைக்கால் வந்து வந்திருக்கு இந்த சார்ட்டில் ஜெனட்டாக அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இது போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா ஆல்ரெடி ஒரு ஆஃப் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் இதெல்லாம் ஓப்பன் ஆனதுனால இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஸோ இந்த ஃபாரின் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து நம்மளுடைய மார்க்கெட் பூஸ்ட் கொடுத்து எதுவும் மூவ்மெண்ட் வந்து இருக்கா இது வந்து மார்னிங்லேருந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் இருந்தது ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் மினிட் சார்ட்டில் பார்த்துட்டோம் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி நல்லா டார்கெட் அச்சீவ் ஆயிருந்துச்சு ஸோ இப்போ இந்த ஒன் மினிட் சார்ட்லேயும் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க அந்த கால் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆராட்டான thirty five thousand eight ninety ஃபோரை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand nine hundred range வரைக்கும் ட்ரேடிங் வந்து வந்திருக்கு எயிட் நைன்ட்டி நைனில் போய்கிட்டு இருக்கு நமக்கு ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆனது ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஓ கிளாக்கை தாண்டிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பையிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு பையிங் ரேஞ்சை விட்டு எங்கிட்டுமே போகல பை ரேஞ்சை சுற்றிக்கிட்டே ஒரு மேலே இருபது பாயிண்ட் கீழே இருபது பாயிண்ட்டுன்னு மாற்றி மாற்றி ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு சடனாக ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூஸ்ட்டு கரெக்டாக த்ரீ பிஎம்க்கு அப்புறமா அந்த பூஸ்ட்டில் தான் நமக்கு இப்போ டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்தே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டான ஒரு பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand call option seven sixty ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு ஒன் ஃபிஃப்டீனுக்கு வந்த பை கால் செவன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சிலே தான் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ட்ரேடிங் போயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் தான் ரைஸ் ஆனதில் நமக்கு வந்து டார்கெட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன்றனால தான் உங்களுக்கு அப்படியே ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது இதே உங்களுக்கு வந்து அட் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோனா இவ்வளோ மூமெண்ட் வந்து கொடுத்துருக்காது ஸோ அதனால தான் எப்பயுமே நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதில் நல்ல வாலட்டைல் இருக்கும் நல்ல மூமெண்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படியே ஃபியூச்சர்னுடைய மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ